hi viewers welcome back to channel running talks இன்றைக்கி மனசை பாதித்த ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக எல்லாராலையும் இது பேசப்பட்டுருக்கு ஆமாங்க இந்த வேலியே பயிரம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுவும் ரொம்பவே பிரபலமான ஒரு ஸ்கூலில் நடந்துகிட்ருக்கு தான் குழந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கணும்னு சராசரி பேரண்ட்ஸ் காண்கிற கனவில் அந்த ஸ்கூலும் ஒன்று அந்த ஸ்கூலில் இந்த விஷயம் நடந்தது யாராலையுமே ஜீர்ணிக்க முடியல அதுவும் பாலியல் அத்துமீறல் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம பெண் குழந்தை வீட்டில் இருக்குது பத்திரமா இருக்குது அப்படின்னு நம்மளாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கேயுமே இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் நடக்கு நடந்தது அப்படிங்கிறது என்னால் தாங்க முடியல இதை யார் பண்ணால் எங்கே நடந்தது யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா இந்த கேஸ் வெளி உலகத்துக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற முழு டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கெலாம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம் யார் பண்ணினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் இது ஒரு மேல் டீச்சர் இவர் ஒரு காமர்ஸ் எடுக்கிறாங்க ஆப்வியஸ்லி காமர்ஸ்னு வரும்போது லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய வகுப்பில் பெண் குழந்தைகள்கிட்ட அத்துமீறல் பண்ணுறாரு ஆன்லைன் கிளாஸில் நடந்த அத்துமீறலை பற்றி நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பசங்க நேரில் பாடத்தை கவனித்து அதில் சந்தங்க கேட்குறதே பெரிய விஷயம் அதுவும் இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங் தான் நம்ம குழந்தைங்களுக்கு அதுவே ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது பாடத்தை கவனித்தாதான் தான் சந்தேகமே வரும் கவனித்து அந்த சந்தேகத்தை கேட்கும்போது இந்த ஒரு சார் என்ன பண்ணுறாருன்னா நம்ம குழந்தைங்க காலையில் கேட்டாங்கன்னா இரவில் தான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது அதுப்போது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாலியல் அத்துமீறல்னு சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு குழந்தைங்கள பற்றி அவங்க ட்ரெஸ்ஸை கமெண்ட் பண்ணுறதாகட்டும் என்னோட மூவிக்கு வா அப்படிங்கிறதாகட்டும் இதெல்லாம் கேட்கவே நல்லா இல்லாத விஷயமா இருக்குது இவ்வளோ அசிங்கத்தை பண்ண அந்த ஒரு டீச்சரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் கூட சொல்ல எனக்கு அருவறுப்பாக இருக்குது ராஜகோபாலன் இவர் தான் நம்ம மென்ஷன் பண்ண இந்த மாதிரி அசிங்கங்களை பண்ணின ஒரு ஆள் இந்த கேஸ் எந்த அளவுக்கு சீரியஸ்னா பசங்க நிறைய தடவை போய் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல இந்த கேஸ் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி தன்னோட சீனியர் அதாவது இந்த ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இவர் வந்து பாடம் எடுப்பாராம் பாடம் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம்லேருந்து டவல் கட்டிட்டு வந்து பாடம் எடுப்பாராம் அதுவே எவ்வளோ எவ்வளோ ஒரு அநாயிங் விஷயமா இருக்குது பசங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மன உளைச்சலை இது தரும் இந்த விஷயத்தெல்லாம் தன்னோட சீனியர்கிட்ட அந்த பொண்ணு ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணுறாங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணியும் எனக்கு ஒரு ப்ராப்பர் தீர்வு கிடைக்கல தன்னோட மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டு ஆனால் அதுக்கான அவங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கப்படலை அதனால தான் இந்த விஷயம் இன்னும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுது தன்னோட சீனியர்கிட்ட இவங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா தன்னோட ட்விட்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்கூலில் நடக்குது அதன் மூலமாக தான் நமக்கு வெளியவே வருது இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ஸ்கூலில் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய ட்வீட் இருக்குங்க நிறைய அசிங்கமான விஷயங்கள்லாம் இதில் வந்துக்கிட்டே இருக்குது இதில் நான் ரெண்டு விஷயத்த மட்டும் பகிர்ந்துக்க போகிறேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் இருக்காங்களாம் தன்னோட சக ஆண் நண்பர்களோட விளையாடிருக்காங்க சின்ன பசங்க தானே ஸ்கூலில் ஒரே வெஞ்சில் உட்காந்து பேசுறது கொள்றதுன்னு இருக்கும் இல்லையா அப்போ விளையாடுறாங்களா அதில் ஒருத்தர் வந்து இவங்க முடியை பிடிக்கும்போது இவங்க கத்துறாங்களாம் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு அதுக்கு அந்த சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் இப்போ உன்னை ரேப் பண்ணுற மாதிரி கத்துற இது வந்து எவ்வளோ ஒரு வல்கரான விஷயம் அதுவும் ஒரு பதினோராவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்க முன்னாடி பேசக்கூடிய விஷயமா இதுக்கே அவரை கண்டிப்பாக தண்டிக்கப்படணும்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்டூடெண்ட் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க தன்னோட சைஸ் பற்றி அவர் கிளாஸில் பேசி கமெண்ட் பண்ணார் அதுக்கு அந்த சீனியர் ரிப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி அவர் கொஞ்சம் புலி பண்ணுற ஒரு டீச்சர் தான் பட் இந்த மாதிரி அளவுக்கு எங்கள்கிட்ட நடந்துக்கலன்னு இந்த புல்லிங் அப்படிங்கிறதே ரொம்பவே தவறான விஷயம் கூட படிக்கிற பசங்க பண்ணாலே அது தவறு டீச்சருக்கு எந்த தைரியம் கொடுத்தாங்க அவர் இருபது வருஷத்துக்கும் மேலே அந்த ஸ்கூலில் பணியாற்றி வராரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஆள் என்ன கேவலமான வேலை பண்ணியிருக்காரு இதில் எல்லாத்தையும் தாண்டி சூப்பரான ஒரு விஷயம் இப்போ தான் வரப்போகுது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க இது எதுக்குன்னா இந்த மாதிரி பாலியல் துன்பத்தை யாராவது அனுபவிச்சாங்கன்னா அந்த செல்லை போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த ராஜகோபால் அந்த ஒரு செல்ல ஒன் ஆஃப் த மெம்பராக இது எனக்கு புரியவே இல்லைங்க இவர் யார் இந்த மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் அந்த செல்லில் இருந்தால் குழந்தைங்க எங்கே போய் சொல்லும் அதுங்க ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆகிட மாட்டாங்களா இது எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இது வந்து ஒரு உடல் ரீதியான துன்புறுத்தல் தான் பிரச்சனைன்னு கிடையாதுங்க இது மன ரீதியான துன்புறுத்தல் இது படிப்பு பாதிக்கப்படலாம் வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு பாதிக்கப்படலாம் கம்ப்ளீட்டாக மன உளைச்சலுக்கு ஆளாடுவாங்க இல்லையா எந் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் பத்துக்கு எட்டு பெண்கள் வந்து சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் படிக்கிற இடத்துல இப்படி வந்துச்சுன்னா அந்த படிப்பு பாதிக்காதா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த ஸ்கூலை பற்றி பேசுவோம் அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதோட ஓனர்ஸ் வந்து வைச்சி மகேந்திரனும் மதுவந்தி ப்ளஸ் அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் தான் இப்போ இந்த ஒரு பிரச்சனை வெளியே வந்த உடனே அவங்க வந்து தன்னை ட்ரஸ்டி அப்படின்னு காட்டிக்கிட்டாங்க வாட் எவர் அவங்க இப்போ ஒரு பதிவு விடுறாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுவேன் என்னுடைய பாட்டி திருமதி வைஜிபி ரத்தத்தையும் வேர்வையையும் உழைப்பையும் சிந்தி வளர்த்து விட்ட மாபெரும் ஸ்தாபனம் இது அவங்க பேருக்கோ இல்லை இந்த ஸ்தாபனத்தோடைய லெகசி இதுக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது அப்படி வந்தா பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அந்த பதிவில் அந்த ஸ்கூலை பற்றி யாரும் என்ன டீஃபேம் பண்ணிடாதீங்க இந்த ஸ்கூலுக்கு கலங்கம் ஏதாவது வந்துடுச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் ஏங்க கலங்கம் வர அளவுக்கு சும்மா இருந்துட்டு இப்போ எதுக்குங்க நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு பேரண்ட்டும் இந்த டீச்சர் இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறான்ப்பா நான் என் பையனை போய் படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறது இல்லை அந்த ஸ்கூலை நம்பி தான் அனுப்புகிறாங்க நீங்கள் இந்த டைமில் ஒரு பெண்ணாக அந்த ஸ்கூலோட ட்ரஸ்டியாக வாட் எவர் பசங்க பின்னாடி தான் நின்றுருக்கணும் இப்போது அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமாக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத வாக்கு மூலமாக அவர் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் தான் கூட வேலை செய்கிற சக ஊழியர்களை தான் ஸ்கோ டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களே இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டு தான் இருக்காங்கன்னு தைரியமாக ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்போ இவங்க என்ன பண்ணணும் ஆஸ் அ ட்ரஸ்டியாக ஆஸ் அ சிட்டிசனாக ஆஸ் அ விமனாக எதிர்த்து நிற்கணும் அந்த ஸ்கூலில் கமிட்டியை உருவாக்குங்க யாரெல்லாம் என்ன பண்ணாங்க இப்போ இவங்க பயம் கொடுக்குறாங்க யாராச்சும் பண்ணிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் இது வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை பேசாமல் தான் ஐ மீன் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை பயப்படுவாங்க ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பேசினா நம்ம கெரியர் என்ன ஆகும் ஸ்கூலில் இடம் கிடைக்காது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை அவங்க வந்து ஒரு பயம்புத்துற விதமாக தான் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நிற்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும் நீங்கள் பயப்படாதீங்க என்கிட்ட சொல்லுங்கள் அட்லீஸ்ட் நான் ஸ்கூலில் வந்து களை எடுப்பேன் இந்த மாதிரி எல்லா டீச்சரும் எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் இப்படி இருக்காங்க அதை களை எடுக்கணும் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நிற்கணும் ஸ்கூல் பக்கம் கிடையாது ஸ்கூல் பில்டிங் அவ்வளோதாங்க இதில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தான் அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க அவங்க கூட நில்லுங்க அவங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி பேண்டமிக்கில் பசங்க படிக்கிறதே இவ்வளோ பெரிய விஷயம் காமர்ஸுங்கிறது ஒரு புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒரு பாடம் லெவன்த்தில் தான் நமக்கு இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க அது பசங்களுக்கு புரியாது அதனால் அந்த டீச்சர்கிட்ட பேச தான் வேணும் இந்த மாதிரி கேவலமான யோசனையோடு இருந்தீங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஸ்கூலில் இன்னொரு கிரிமினல் கேஸும் பதியப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் படித்த ஒரு பையன் யாரோட பையன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மனோகர் இவர் ஒரு டேரக்டர் கம் ஆக்டர் இவரோட பையன் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் யூஷுவல் எல்லா மாதிரியும் அந்த ஸ்கூலுக்கு போன காலையில் போன குழந்த ஒரு ஃபோன் வருது பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி உங்கள் பையன் சீரியஸாக இருக்கான் வாங்கினு அடிச்சு பிடிச்சிட்டு போகிறார் என்னாச்சுன்னா திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணால் சுவிச் ஆஃப் வேறு எதுவுமே சொல்ல சீரியஸாக இருக்கான் வாங்கினேன் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் தேடுறாங்க போனால் இங்கே இல்லை அங்கே அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அலைய விட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் அந்த தந்தை கதறாரு தன் குழந்தைக்கு என்ன ஆச்சு காலையில் நல்லபடியாக அனுப்பின குழந்தை இப்போ இல்லையே ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு எவ்வளோ ஒரு மனநிலை இருக்கும் பாருங்கள் இருக்காரு யாருமே இல்லை அப்போ ஒரு டாக்டர் வராது ஏன் இருக்கீங்க என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி விசேஷ விச இந்த மாதிரி விஷயத்த சொல்லும்போது அந்த பையன் பேர் சொல்லவும் அந்த பையன் இறந்துட்டான் அங்கே தான் இருக்கான் பாடின்னு சொல்லும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும் ஷாக் ஆகிட்டாங்க அந்த ஸ்கூல் நிர்வாகத்தில் ஒருத்தர் கூட அந்த ஹாஸ்பிட்டல் இல்லை தான் குழந்தைய கொண்டு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சேர்த்துருக்காங்க பட் யாராவது ஒருத்தர் இருந்திருக்கணும்ல இருந்து பதில் சொல்லக்கூட அவங்க யாருமே இல்லை ஸோ இறந்து போயாச்சு எப்படி என்னன்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஸ்கூலில் காலையில் ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்விம்மிங்காக வைப்பாங்களா அந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் கிளாஸ் வந்து மேண்டேட்டரி போல் இருக்குது எல்லாருமே ஜாயின் பண்ணணும் காலையில் ஃபஸ்ட்டு பீரியடில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் நாலு செக்ஷனுமே அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்விம்மிங் பூலோட அளவு பார்த்திங்கன்னா அட் டைமில் பதினஞ்சு குழந்தைக்கு தான் கற்றுக் கொடுக்க முடியுமா அதோட சின்ன ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பெருசுலாம் கிடையாது அந்த ஒரு ஸ்விம்மிங் பூலில் நூற்றி அஞ்சு குழந்தைங்களை இறக்கி விட்டுருக்காங்க விளையாடட்டும் அப்படின்னு ஓகே அட்லீஸ்ட் கூட நிற்கணுமா மூணு டீச்சர் மூணு பேருமே டீ சாப்பிட போயிட்டுருக்காங்க அந்த பீரியட் முடிஞ்சு எல்லாரையும் வந்து வழிகளெல்லாம் நிற்க வச்சு எண்ணுறாங்க எண்ணி பார்த்தா ஒரு ஒரு குழந்தை இல்லை எங்கே எங்கேன்னு பார்த்தா குழந்தை வந்து ஸ்விம்மிங் பூல்லே இருக்கான் அவனை தூக்கி செக் பண்ணும்போதே அவன் இறந்து போயிருக்கணும் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க அவன் இறந்துட்டான்னு சொல்லவும் ஒரு தூரமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் பேரண்ட் இன்னமும் அழிஞ்சிட்டு தான் இருக்காங்க ஏன் இந்த கேஸ் நான் இந்த இடத்துல சொல்ல வர்றேன்னா நிர்வாகத்தோட அலட்சியம் ஒரு குழந்தையோட உயிரே போயிருக்கு நாலாவது படிக்கிற குழந்தை எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இப்போ இருந்தானா ஒரு வயசு பையன் இல்லையா அந்த இழப்பு வந்து யாராலேயா ஈடுகட்ட முடியுமா தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை ஒரு பேரண்ட் கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் கூடவா அந்த ஸ்கூல் இல்லை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த ஸ்கூலை தான் சுற்றி சுற்றி வருது நிர்வாகம் மேலே பொறுப்பு இருக்கணும் ட்ரஸ்டியாக மட்டும் இருந்தால் பார்த்தா அது அந்த ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கூலில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து எல்லா இடத்துக்குமே பொதுவான ஒரு விஷயங்க தான் குழந்தை போ போயிட்டு வர இடம் சேஃபாக குழந்தைக்கிட்ட உட்காந்து பேசணும் அந்த குழந்தை வந்து டெய்லி தானாட்டாக பகிர்ந்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பேரண்ட்ஸும் கொடுக்கணும் பொதுமக்களாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பகிரணும் இதுக்கான ஒரு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இதை பற்றி நம்ம பேசணும் இன்றைக்கி இந்த விஷயம் நடந்துருச்சு நாளைக்கு இன்னொரு விஷயம் வந்துடுதுன்னு இதை நம்ம அப்படி விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா சேஃப்டி எங்கே இருக்குது விமன் சேஃப்டி எங்கே இருக்குது குழந்தைங்களோட சேஃப்டி எங்கே இருக்குது இது எப்போயும் போல் ஒன் ஆஃப் த கேஸாக தான் இருக்கும் பட் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட என்னோட விருப்பம் நம்ம எல்லாரோட விருப்பம் இந்த ஆட்சியில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க நிறைய விஷயங்களை தடாலடியாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கண்டிப்பாக இந்த கேஸையும் பார்க்கணும் அதுக்கான ஒரு தீர்வையும் அவர் வழங்கணும் செல்வி கனிமொழி தன்னோட ட்விட்டரில் பகிர்ந்திருக்காங்க இந்த கேஸை வந்து த உரிய அதிகாரிகிட்ட கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் அதன் மூலமாகவும் கூட இது இன்னும் பெரிய அளவில் வெளியே வந்திருக்கு இந்த கேஸு பெண்களுக்கு பாதுகாப்புக்காக காவலன்னு ஒரு ஆப் இருக்குது அது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த சைல்டு அப்யூஸ் ஸ்கூலில் நடக்கிற சுற்றி தன்னை ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு தன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த பாலியல் அத்துமீறல்களை பதிவு பண்ணுறதுக்கு காவலன் ஆப் அந்த மாதிரி சைல்டு அப்யூஸ்க்கு எதிராகவும் ஒரு ஆப் உருவாக்கப்படணும் அந்த ஆப்பில் குழந்தை தன்னை சுற்றி எங்கே வீடாகட்டும் வெளியே இருக்க இடமாகட்டும் எங்கே தன்னை சுற்றி இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் நடந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த கம்ப்ளைண்ட்டை தீர விசாரித்து அந்த குழந்தைக்கான நியாயம் வழங்கப்படணும் அந்த குழந்தையோட பெயர் வெளியே வராமல் அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிராமின் நான் பிராமின் தப்பான அரசியலை தயவு செய்து விளையாடாதீங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஒரு ஜாதி பிரச்சனை ஆக்காதீங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க ஜாதி பிரச்சனை யாரும் ஆக்கலைங்க நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க ஸ்கூல் பக்கம் நிற்கிறீங்க ஸ்டூடெண்ட் பக்கம் நிற்காம அதனால தான் இந்த விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்புறமா என்ன ட்ரோல் பண்ணுற கண்மணிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்டென்ட் கொடுக்காம இருங்க அதுதான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன் பிஹைண்ட் உட்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு ஒய்ஜி மகேந்திரன் சார் அவங்க தம் பொண்ணு வயசு இருக்கக்கூடிய ஆங்கர் தாராவை பார்த்துட்டு உன்னை ரெண்டு நிமிஷம் நான் சைட் அடிச்சுட்டு தான் நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார் நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே உங்களை பார்த்து நமஸ்காரம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சைட் அடிச்சுட்டு தான் நமஸ்காரம் முருகா ஞான பண்டிதா அது அது பொண்ணை வச்சுக்கிட்டே புரியுதா கேட்கவே நல்லா இல்லை வயசு வந்து தான் பொண்ணு வயசு பொண்ணை விட பேத்தி வயசுன்னு கூட சனாத்தாகும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் சைட் அடித்தேன் அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறது வந்து நான் நேரடியாக பேசுவேன் I I'm straightforward person அப்படின்னு அர்த்தமே கிடையாது ரொம்பவே கேவலமான விஷயம் தான் நான் இதை கண்டிப்பாக இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுவேன் ஒரு நிர்வாகியாக சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் uh, ஃபிகர் என்ன பேசினாலும் ஒரு ரீச் இருக்கும் இல்லையா குழந்தைகள்கிட்டே ஆகட்டும் யார்கிட்டே ஆனால் ஆகட்டும் ஸோ நம்ம எங்கே இருக்கோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசணும் இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல் எந்த அளவில் இருக்கும் எனக்கு தெரியவே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தான் மக்கள் மூணு மணிலேருந்து எழுந்து வரிசையில் நிற்கிறீங்க பசங்க வந்து படிக்கணும் அந்த ஸ்கூல் ஃபேம் வந்து நம்மளோட குழந்தைங்க அகாடமிக்காக எதுவுமே பண்ணாது மனசில் வச்சுட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரி கேஸ் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எப்பயுமே வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் signing off Priya Vijay running doubts